Thank you. வணக்கம் ஐயா இப்போது இப்போ நான் எனக்கு இரு முப்பது வயசு ஆகுது ஐயா இப்போ நான் என்னுடைய பிரார்த்த கிரமப்படி நான் நடந்துட்டு வந்துட்டுருக்கேன் எனக்கு வர கஷ்டங்கள் எனக்கு தெரியுது இப்போ என்னோடய குழந்த வந்து ரெண்டு வயசு ஆகுறாங்க இப்போ அவங்களுக்கு அவங்களுடைய பிரார்த்தம் எப்படி வரப்போகுதுன்னு எனக்கு தெரியாது ஆனால் அதில் எனக்கு என்னால் எதாவது உதவ முடியுமா அவங்களுக்கு அவங்க பிரார்த்தம் கம்மியாக இருக்கிற மாதிரி இல்லை அவங்க கொஞ்சம் ஆகாமியத்துலேருந்து இன்னும் நல்ல காரியங்கள் செஞ்சு வர மாதிரி என்னால் உதவ செய்ய முடியுமா இல்லை இப்போ சொன்னாங்கல்ல நீங்கள் ஒரு அன்னதானங்கள் என்னதான இது நல்ல காரியங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பலன் கிடைக்குன்னு சொன்னாலே இப்போ உங்கள் குழந்தைகள் நல்லா இருந்தால் தானே நீங்கள் நல்லா இருப்பீங்க ஆமாம் என்ன சரி நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா அது குழந்தைக்கும் அது பலம் வரத்தானே செய்யும் அது குழந்தைங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது பண்ணி அதாவது அவங்கள இந்த மாதிரி செய்ய வைக்கணும் அப்படின்றது மட்டும்தான் இருக்கா இல்லை வேறு எந்த மாதிரி பண்ணால் அவங்களுக்கு அதை குறைச்சி பண்ண முடியும் அவங்களுடைய வளர்ச்சி மொத்தத்தில் மொத்தத்தில் வந்து நீங்களாக செய்கிறா இருந்தான்னு சொன்னால் நீங்களாக நீங்கள் நீங்கள் உங்களுக்கு நல்லதாக பண்ணாலுமே அது உங்களை சார்ந்தவங்களுக்கும் அது நல்லதாக தான் வரும் அது அந்த மாதிரி தான் வரும் அது இப்போ இப்போ அவங்க வருதானா அது அவங்களுடைய டெபாசிட்டில் சேருமான்னு நம்ம சொல்ல முடியாது இப்போ அவங்க நல்லா இருப்பாங்க அவ்வளோதான் இப்போ நீங்கள் நல்ல காரியங்கள் பண்ண பண்ணால் உங்களோட சேர்ந்தவங்களாம் நல்லா இருப்பாங்க ஓ சரிங்க நன்றி